நோ சார் <laughs> நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா ஐயோ அடிப்பாங்க உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட இருந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க பத்து பைசா கிடையாது போடா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் 哎呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀呀！கட்ல விழுந்துருவான்னு பார்த்தா நோஸ் கட் பண்றான் ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் போன முத்தா இந்த அம்மா அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில ஐயா வாங்க ஹீலியா Give respect, take respect, okay? ஐயா வாங்க தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ Oh, just a happy, happy, happy guy. Oh, just a look at that, a happy, oh, the happy dog. Oh, ஃபீலிங்கா என்ன என்ன feeling fucking rude. Are you kidding me? I swear to God, don't be fucking rude and throw the thing on me. I'll fucking hurt you. Torture பண்ற ராஸ்கல் கஞ்சி மஞ்சி up the, you up the pool up the ass, ass, ass, Ah! Ah! Ayo yo. Salapan beli dan your mouth. மாப்பிள மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்